ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் இணையதள நண்பு நண்பர்களே உறவுகளே இளைஞர்களே குழந்தைகளே பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான ஆசீர்வாதங்களும் வணக்கங்களும் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் இந்த சேனலில் ஆண்டனிஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதை அறியப்படுத்தி பயன்பெற நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துங்கள் சுவைத்து ஆன்டனி சுவாய்ஸ் இணையதள அன்பு நேயர்களே இந்த இணையதளத்திலே இறைப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனூடாக இன்று பேராசிரியர் ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் இறையல் அறிவியல் அதாவது Bible biblical science biblical science என்ற பட்டப்படிப்பு முடித்துவிட்டு இப்பொழுது திருச்சியில் இருக்கின்ற சமயபுரத்தில் இருக்கின்ற எங்களுடைய இறையல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் மனமுவந்து வந்து உங்கள் நம்முடைய இந்த நேர்காணலிலே விவிலியத்தை பற்றிய அறிவை நமக்கு சொல்லித்தர வந்திருக்கிறார் எவ்வாறு விவிலியம் வாசிக்க வேண்டும் எவ்வாறு எவ்வாறு விவிலியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள முடியும் என்ற தன் பார்வையில் அவர் நமக்கு எடுத்துரைக்க வந்திருக்கிறார் அவர் வருக வருக என உங்கள் சால்வில் வரவேற்கின்றேன் அவர் தொடர்ந்து நமக்கு அவருடைய இதை பகிர்ந்து கொள்ளுதலை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் அன்புடன் வரவேற்கின்றேன் ஹாய் ஆண்டனிஸ் வாய்ஸ் அன்பு நேயர்களே உங்களை இந்த காணொலி வழியாக சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்களுக்கு இது நான் தெரியுதுங்களா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்மளுடைய ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே இல்லைங்க ஃபார் தாஸ் ரொம்ப நாளாக என்கிட்ட பைபிளை பற்றி மக்களுக்கு சொல்லணும் பைபிள் படிச்சுட்டு வந்திருக்கிற அதனுடைய நுணுக்கங்களை என்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இதோ அந்த நாள் வந்து விட்டது இனி வருகின்ற நாட்களிலே கடவுள் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றவற்றை அவருடைய வார்த்தையை நாங்கள் கற்று தேர்ந்தவற்றை உங்களோடு இந்த காணொலி வழியாக பகிர்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நிச்சயம் நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க நினைக்கிறேன் வாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்ப்போம் ஒரு குழந்தை என்கிட்ட வந்து father Britto what is this பழைய ஏற்பாடுன்னா என்ன ஃபாதர் புதிய ஏற்பாடு என்ன ஃபாதர்னு கேட்டுச்சு பைபிள்னா தெரியும் திருவிவிலியம்னா தெரியும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பைபிளில் பழைய ஏற்பாடுன்னு இருக்குது ஃபாதர் அப்புறம் புதிய ஏற்பாடுன்னு இருக்குது ஃபாதர் அது என்னான்னு கேட்டுச்சு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எத்தனை நாளாக பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்க கோயிலுக்கு வாசிக்கிறீங்க அதில் பழைய ஏற்பாடுன்னு இருக்குது புதிய ஏற்பாடுன்னு இருக்குது உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்குமா பழைய ஏற்பாடுனா என்ன புதிய ஏற்பாடு என்னன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிம்பாங்க நியூ டெஸ்டமெண்ட்னு சொல்லுவாங்க பழைய அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் அது என்ன ஏற்பாடு ஏற்பாடு என்பதற்கு இரண்டு மூன்று அர்த்தங்கள் இருக்குது அதில் முதல் அர்த்தம் சீரமைப்பு அதில் இரண்டாவது அர்த்தம் உடன்படிக்கை ஆக இதனுடைய அர்த்தம் என்னவா இருந்திருக்கணும் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது எஸ் யூ ஆர் ரைட் பழைய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது புதிய உடன்படிக்கை இந்த இறைவார்த்தை முழுவதுமே இரண்டு உடன்படிக்கைகளை பற்றி பேசுகின்றதுங்க அதுல முதல் உடன்படிக்கையான பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடு எதை பற்றி பேசுகின்றது என்று சொன்னால் கடவுள் இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது ஆகவே தான் அதற்கு ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு என்று பொருள் அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையை கடவுள் சீனாய் மலையிலே மோய்சனோடு ஏற்படுத்துகிறார் மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்களோடு ஏற்படுத்துகிறார் ஆகவே தான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள் பழைய ஏற்பாடு என்பது அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரேல் மக்களினத்தின் உறவை பற்றி பேசுகிறது என்று சொல்லுவார்கள் ஆக நீங்கள் பழைய ஏற்பாட்டை படிக்கின்ற பொழுது உங்களுடைய மனதிற்குள் உள்ளாக ஓடிக்கொண்டிருப்பது என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் எப்படி இந்த இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தன் மக்களாக்கி அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவர்கள் அவ்வப்பொழுது இவரை கடவுளை மறந்து வாழ்ந்தாலும் தன்னுடைய பேர் இரக்கத்தினாலும் பேர் அன்பினாலும் நிபந்தனையற்ற அன்பினாலும் அவர்களை மன்னித்து மீண்டும் தன்னுடைய மக்களாக சேர்த்து கொள்கின்றதை தான் மனதில் இருத்தி நாம் வாசிக்க வேண்டும் இதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இரா உணவை ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய உடலையும் கொடுத்து இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி என்னுடைய இரத்தத்தினால் நிலைநாட்டப்படும் புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவருடைய இறப்பின் வழியாக சாவின் வழியாக சிலுவையில் தன்னுடைய உயிரை கொடுப்பதன் வழியாக நம்மோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கின்றார் நீங்களும் நானும் கடவுள் இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கின்றோம் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார் ஆக நீங்கள் புதிய ஏற்பாட்டை படிக்கின்ற பொழுது இயேசுவையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் மையமாக வைத்துத்தான் வாசிக்க வேண்டும் இதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உள்ளடக்கிய திருவிவிலியம் ஆகவே இந்த பைபிள் திருவிவிலியம் என்று சொல்லுகின்ற பொழுது மறந்து விடாதீர்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறது ஆக இத்தகைய இந்த அன்பின் வடிவமான உறவின் வடிவமான ஆண்டவரின் வார்த்தையை தினந்தோறும் வாசிப்போம் சுவைத்து பார்ப்போம் ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு பேசவிருக்கின்றார் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் காட் பிளஸ் யூ உங்களோடு தொடர்ந்து இந்த பதிவுகளை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுக்காக ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய தோழமையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய தொழில் முயற்சிகளையும் உங்களுடைய அனைத்து நிலைகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை குறைவின்றி தர உங்களுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க